புதுச்சேரியில் பிரபல ரவுடி அவரின் நண்பர் இருவரும் வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் வெட்டப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி இவர் மீது ஆறு கொலை வழக்குகள் கொலை முயற்சி அடிதடி ஆழ்கடத்தல் உள்ளிட்ட முப்பத்தாறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சிறையிலிருந்து சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த ரவி புதுச்சேரியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட முடிவெடுத்திருக்கிறார் அதற்காக தனது பகுதியில் சொந்த செலவில் சாலைகள் சீரமைப்பு கழிவுநீர் வாய்க்கால்களை சரிசெய்வது போன்ற சிறு சிறு பணிகளை செய்து வந்திருக்கிறார் அதன்படி மதியம் சுமார் மூன்று மணியளவில் அந்தோனி மற்றொரு நண்பர் என இரு நண்பர்களுடன் அலேன் வீதியில் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் பாம் ரவி அப்போது திடீரென அவர்களை வழிமறித்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாம் ரவியின் தலையை குறிவைத்து நாட்டு வெடிகுண்டை வீசியது ஆனால் அது அந்தோனியின் தலையில் விழுந்ததால் அவர் படுகாயங்களுடன் கீழே விழுந்தார் அதில் அதிர்ச்சியடைந்த பாம் ரவியும் அவருடன் சென்ற மற்றொரு நண்பரும் அங்கிருந்து தப்பித்து ஓட அறிவாளருடன் அவர்களை விடாமல் துரத்தியது அந்த கும்பல் சிறிது தூரத்தில் ரவியின் மீதும் நாட்டு வெடிகுண்டை வீச அவர் நிலைதடுமாறி கீழே விழுந்தார் அதையடுத்து அவரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக அறிவாள்களால் வெட்டியது அந்த கும்பல் அதில் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே துடிதுடித்து உயிரிழந்தார் ரவி அதேபோல தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சாலையின் ஓரத்தில் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த அந்தோனியும் நீண்ட நேரத்துக்குப் பிறகு உயிரிழந்தார் தகவல் தெரிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள் என்று கூறி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அடித்து கொலை செய்யப்பட்ட ரவுடி திப்லானின் கொலைக்கு பழிவாங்கவே இந்த கொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது புதுச்சேரி திப்புராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவரான ரவுடி திப்லான் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் திருமணத்துக்குப் பிறகு திருந்தி வாழ முயன்ற அவரை கடந்த ஆண்டு பாம் ரவி உள்ளிட்ட அவரின் நண்பர்கள் கடத்திச் சென்று அடித்து கொலை செய்தனர் அதில் ஆத்திரமடைந்த அவரின் நண்பர்கள் திப்லானின் கல்லறையில் அவருக்கு பிறந்த நாளை பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடியதுடன் கொலை செய்தவரை பழிக்கு பழி வாங்குவோம் என்று உறுதிமொழியேற்றனர் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கொலைகள் அரங்கேறியிருக்கலாம் என்கின்றனர் விசாரணை அதிகாரிகள்